இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறீங்கன்னா கிரேப்ஸ் பிக்கிங் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை தான் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க கிரேப்ஸ் பிக்கிங்களோடைய ஏரியாலாம் எப்படி இருக்குது அவங்க எப்படி வச்சுருக்காங்க அது எல்லாமே நம்ம சுற்றி பார்க்கலாம் இந்த ஃபுல் இரம் கிரேப்ஸ் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ கிரேப்ஸ் பாருங்கள் குத்து குத்து குத்தாக இருக்குன்னு நம்ம எவ்வளோ கிரேப்ஸ் வேணால் பறித்து சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரீ தான் செம்ம ஸ்வீட்டாக இருக்குது ஆனால் சீட் சீடு இருக்குது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே சாப்பிட்லாம் இதில் மெடிசன்ஸ்லாம் எதுவுமே போடல அனக்கா வேர் சார் யுவர் கிரேப்ஸ் அந்த மீட்ல ஆக்கல đi đi đâu අනික අම්මකා අම්මකා අපිට හා ආ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன் entry fees no entry fees free தான் அதேமாதிரி அன்லிமிட்டட் கிரேப் ஸ்பீக்கிங்கும் ஃப்ரீ தான் ஸோ இதோடைய அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்